வெல்கம் டு சிம்ப்ளி சென்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி களி எப்படி செய்யலான்னுங்க நான் குக்கர் வச்சுருக்கேன் இதே இந்த அளவு மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தாலும் வச்சுக்கோங்க பாதி அளவு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ சாப்பாடும் போட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு நான் ராகி மாவு போடுறேன் அப்படியே வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு ராகியை போட்டு நம்ம சும்மா கிண்டக்கூடாது போட்டு விட்டிங்கன்னா அதுவே பாருங்கள் அப்படியே அப்சர்வ் ஆகி நல்லா வேகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு உருண்டை உருண்டே ஆகாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நம்ம தண்ணி கொதிக்கும் போது மாவை போட்டு விட்டுடணும் அப்படியே இப்போ நல்லா வெந்துருச்சு இதில் நிறையா கால்சியம் இருக்குங்க இது அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு கூட கம்மியாகும் பாருங்கள் இப்போ நான் ஒட்டி இருக்கிறதில் நீங்கள் டைரெக்டாக கை வச்சு எடுக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு தட்டில் ஒரு தண்ணி வச்சு இதோட ஒரு கப்பில் ஒரு தண்ணி வச்சு தொட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கரண்டியில் எடுக்கிறோம் அதுலேயும் கொஞ்சம் தண்ணி தடவிக்கலாம் இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டும் இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி தடவிக்கலாம் இதில் போட்டு தான் இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம உருண்டை பிடிச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சிருக்கு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை இப்படி ஆட்டினாலே போதும் நம்ம கையெல்லாம் இது மேலே வைக்கவே வேண்டியது இல்லைங்க பாருங்கள் போடும்போதே நமக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா இப்படி தண்ணி தொட்டுக்கோங்க போதும் பாருங்கள் நம்ம கையெல்லாம் வைக்கவே வேண்டாம் பாத்திரத்தில் போட்டு இப்படி உருட்டினாலே போதும் நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம் பாருங்கள் களி நல்லா ரெடி ஆயிடுச்சு களிக்கு கூட நான் இப்போ கருவாட்டு குழம்பு காம்பினேஷன் வச்சுருக்கேன் மட்டன் குழம்பும் நல்லா இருக்குங்க பால் கொடுக்குறவங்க வந்து இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பால் சுரக்கும் களி எப்போவுமே செஞ்சது சூடாக சாப்பிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சிம்பிளி சென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ